சோ வந்து இன்னைக்கு விம்ஷப் பாட்டக போதினியில இருபதாவது லெசன் ராஜா போஜக போஜ ராஜா நம்ம காளிதாசரை பத்தி முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ்ல படிச்சோம் nineteenth lesson eighth lesson because அது பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிற காரணமே அது ரெண்டு கதையுமே கனெக்டடு பட் நம்ம நைன்டீன்த் எப்பயோ படிச்சிட்டோம் சோ படிங்கோ சம்ஸ்கிருத கவீனாம் போஷகா ஸ்வயம் கவிசேகரஸ்ச ராஜா போஜகா சம்ஸ்கிருத கவீனாம் போஷகா ஸ்வயம் கவிசேகரா அதாவது சம்ஸ்கிருத கவீனாம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கிற கவிகளினுடைய போஷகா அப்படின்னா அவரை பேட் அவளை பேட்டர்ன் பண்றது அவளை வளர்க்கறது அவளை வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணி அவ தன் சபையில வச்சுக்கிறது பிளஸ் ஸ்வயம் கவிசேகரா கவிகளுக்குள்ள சேகரகா சேகரகா அப்படின்னா தலைன்னு அர்த்தம் கவிசேகரகா அப்படின்னா சந்திரசேகரன்னு பேரு சிவனுக்கு தான் சந்திரனை வந்து தலையில வச்சுட்டு இருக்குவார் கவிசேகரகனா அமோங் த போயட்ஸ் யார் வந்து ரொம்ப ஒரு லீடர் போல இருக்காரோ அவர் யாருன்னா Raja Bhoja he is not only a best among the poets he is also ஒரு கவி போஷகா சரியா ஹி பேட்டர்னைஸ் அப்புறம் மேல ச தாராநகரம் ராஜதானி விகாய பிரஜாக மாசா நகரம் సహ விதாய రాజధానీ விகாய ధాద్ విఘాయ பாலையாமாச పాలయామాస సహ ராஜா రాజా தாரா நகரம் அப்படின்னு தாரான்னு பேர் is name of a city அத தன்னுடைய ராஜதானி அப்படின்னா தன்னுடைய கேபிட்டல் சிட்டியா வச்சுண்டு விதாய அத வச்சுண்டு பிரஜாஹா சிட்டிசன்ஸ பாலையா மாச இது ரூல் பண்ணிட்டு வந்தார் காப்பாத்தின்னு வந்தார் was protecting the citizens of the country by having his capital city uh, uh, by having the city Dara as his capital சரியா சரியா இருக்கா ओके Mm. तस्यैव आस्थाने दण्डी भवभूतिः कालिदासः इत्येवमादयः पण्डितः कवयश्च விராஜந்த इति जन इति जनश्रुतिः। தசைவ ஆஸ்தானே அவனுடைய ஒரு ஆஸ்தானே அப்படின்னா அவனுடைய ஒரு அவனுடைய ஒரு அந்த ஆஸ்தான மண்டபம்ங்கிறவன் அவனுடைய அந்த கோர்ட்ல தான் என்ன ஆஸ்தானம்னா கோர்ட் அதுலதான் தண்டின்னு ஒருத்தர் ஒரு கவியினுடைய பேர் சரியா தண்டிங்கிறது ஒரு கவி பேரு பவபூதிங்கிறது ஒரு கவியோட பேரு காளிதாசக அப்படின்னு ஒருத்தர் பேரு இதி ஏவம் பிளஸ் ஆதய இதி பிளஸ் ஏவம் இத்தியேவம் யகாரம் எண்சந்தி ஏவம் பிளஸ் ஆதய ஏவம் இத்தேவமாதயா பண்டிதாக ஸ்காலர்ஸ் கவயக ச போயட்ஸும் கூட வியராஜந்த வி பிளஸ் அராஜந்த லங்குல இருக்கு இது ஜனஸ்ருதி அவ எல்லாரும் they were embellishing the court of Bhoja யாரு அப்படின்னா தண்டி பவபூதி காளிதாசர் போன்றவர் இது இட்ஸ் அ லோகோக்தி ஜனஸ்ருதினா it is popularly known see the problem with poets in Sanskrit என்ன தெரியுமா அவளுடைய ஒரு ஒர்க்குல நான் வந்து இந்த பிசில பிறந்தேன் இந்த வந்து இதுல இருந்தேலாம் அவள் எழுதவே மாட்டான் they there is never they never mention about their own self but அவளுடைய ரைட்டிங்கு அவ இருந்த டைம்ல வந்து ஹவு த சொசைட்டி வாஸ் இதை பேஸ் பண்ணி தான் லேட்டரா வந்தவா வந்து தே ஃபைண்ட் அவுட் தட் இவா இந்த பொயட்டனானவன் இந்த ராஜாவினுடைய காலத்துல இருந்திருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் पुरेर्दा अतः सो तस्यैव आस्थाने दण्डी भवभूतिः कालिदासः इत्येवम् आदयः पण्डिताः कवयश्च व्यराजन्त சரியா हम्म। वाणी चतुर्मुखाम् एव भुवि हम्म। हम्म। हाँ। ओके शापग्रस्तौ वाणी चतुर्मुखौ ஏவ புவி போஜ காளிதாசௌ தா காளிதாசௌ அபூதாம் இத்தியப்பி அஸ்தி பிரதா அதாவது சாபகிரஸ்தௌ அப்படின்னா டியூ டு சம் கர்ஸ் அந்த கர்ஸ்னால கிரஸ்தவ் அப்படின்னா ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அர்த்தம் those who got the curse அவ வந்து அவளே தான் என்ன அப்படின்னா டியூ டு கர்ஸ் தான் யார் வந்து போஜராகவும் காளிதாசாவும் பிறந்தா அப்படின்னா வாணி சதுர் சதுர்முகவ் ஏவ புவி வாணினா சரஸ்வதி அப்புறம் சத்துர்முகன்னா பிரம்மா இவா ரெண்டு பேரும் தான் டியூ டு சம் சாபகிரஸ்தவ் சரியா வாணி சதுர்முகவு சாபகிரஸ்தவ் சோ அந்த வாணி சதுர்முகவு பிளஸ் ஏவ சதுர்முகாவேவ சோ இது ரெண்டுக்கு அப்செக்டிவ் எதுனா அந்த சாபகிரஸ்தவ் சோ சாபத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த சரஸ்வதியும் இந்த பிரம்மாவுமே தான் பூமி இந்த பூமியில் போஜ காளிதாசௌ அபூதாம் போஜராகவும் காளிதாசராகவும் அபூதாம் பிறந்தார்கள் அபூத் அபூதாம் லுங்குல இருக்கு பூதாத்து இதி அபி அஸ்தி இத்தியப்யஸ்தி என்று பிரதா there is a it is popularly known that Bhoja and Kalidasa where the incarnation of goddess Saraswati and lord Brahma due to some curse they were born in this earth ஓகேவா ஓகேவா ஓகே அத்த ஏவ போஜராஜஸ்ய காளிதாச அனிதர சாதாரணः பிரேமாபிமான அதிசயः ஆஹ் சோ மேலும் என்ன அப்படின்னா அதையேவ போஜராஜஸ்ய காளிதாசே அனிதர சாதாரண பிரேம அபிமான அதிசயா சோ வந்து என்ன அப்படின்னா அதனாலதான் என்ன அப்படின்னா இவருக்கு வந்து போஜரா அத அதனாலதான் போஜராஜாவுக்கு காளிதாசே காளிதாசர் கிட்ட என்ன அப்படின்னா அனிதர சாதாரணக அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு ந இதர சாதாரணக which cannot be compared with anything so அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரின்னு அர்த்தம் அனிதர சாதாரணம் தான் பிரேம அபிமான அதிசய பிரேமம் பிரியம் ஒண்ணு அபிமானம் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் அது ரெண்டுத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் அந்த ஒரு ஒரு கணக்கில இட முடியாத அளவுக்கு அவ அவருக்கு மேல ஒரு அன்பும் ஒரு அபிமானமும் காளிதாசர் கிட்ட போது though there there there are many points in his court he was he had an extraordinary respect and love and affection towards Kalidas that is that could be the reason because இவ ரெண்டு பேரும் they are the incarnation of goddess Saraswati and lord Brahma புரியுதா ம். புரியுதா அக்கா? Okay. राजा भोजः क्षणमपि कालिदासवियोगं न सहत ஆஹ் சோ வந்து ஒரு க்ஷணம் கூட கொஞ்சம் நேரம் கூட he cannot என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் அவர் வந்து காளிதாசரனுடைய அந்த வியோகம் அப்படின்னா பிரிவு ஆப்சன்ஸ் அத வந்து என்ன அசகத he cannot bear சகதேனுடைய லங்கு சரியா ஆஹ் Okay. ராஜா போஜக ராஜா போஜமானவர் க்ஷணம் அப்பி ஈவன் ஃபார் அ செகண்ட் காளிதாச வியோகம் காளிதாசாத்து வியோகம் செப்பரேஷன் ஃப்ரம் காளிதாசா न असहत cannot bear so boja was unable this is the reason that boja was unable to bear the separation from kalidasa even for a second சரியா ம். அப்புறம் एकदा भोजास्थाने कालिदास भवभूति दण्डिना मध्ये उत्तमोत्तमः कः इति प्रश्न समभवत् பிரஷ்னஹா சமபவத் ஏகதா அப்படின்னா ஒன்ஸ் போஜ ஆஸ்தானே இந்த கோர்ட் ஆஃப் போஜா காளிதாசா பவபூதி தண்டீனாம் மத்தியே அமாங் காளிதாசா பவபூதி அண்ட் தண்டி உத்தமோத்தமஹா கஹ who is the best among these three இது பிரஷ்னஹ சமபவத் அ கொஸ்டின் அரைஸ் அரோஸ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இந்த கோர்ட் ஆஃப் போஜா there are there arose a question என்ன அப்படின்னா who is best among these three poets among Kalidasa, Bhavabhuti and Dandi who is the உத்தமோத்தமா best among these three சரியா clear அப்புறம் நிர்ணயார்த்தம் தே த்ரயோ அப்படி வாக்தேவியாக புரதா ஸ்திதாக தாம் துஷ்டுகு ஆ நிர்ணயார்த்தம் to come at a conclusion to arrive at a conclusion conclusion ஒரு டெசிஷன் தே தேனா இந்த மூணு பேரும் தே காளிதாச பவபூதி தண்டி இவன் மூணு பேரும் திரையோபி ஆல் த்ரீ வாக்தேவியாக வாக்தேவியான சரஸ்வதியினுடைய புறத்தகா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்திதாக they stood in front of the goddess Saraswati தாம் புகு ஸோ தே பிரைஸ்ட் ஹர் தாம்னா அவளை புகு பிரைஸ் பண்ணான் துஷ்டாவ அப்படிங்கிறது லிட்டு துஷ்டுவுங்கிறது அதனுடைய புளூரல் பிரதம புருஷா பகுவச்சனம் சரியா சோ வந்து நிர்ணயார்த்தம் to arrive at a conclusion those three poets went and stood in front of goddess Saraswati and sang in praise of her புரியுறதா பிரசன்னா சரஸ்வதி சரஸ்வதி பிராகா కవిర్దండ కవిర్దండి భవభూతిస్తు పండిత ఇది ఇది ఆ ప్రసన్న సరస్వతి ప్రసన్న happy it's an adjective for Saraswati so Saraswati who was very pleased சரியா பிரசன்னானா பிளீஸ்டு ஹாப்பி என்ன அப்படின்னா பிராக ஷி ரிப்ளைட் கவிர் தண்டி தண்டி இஸ் த கவி தண்டி இஸ் அ பாயட் பவபூதிஸ்து பண்டிதா Bhavabhuti is a scholar Bhavabhuti வந்து பெரிய பாயட் உத்தராம சரித்தம்னு ஒரு பெரிய ஒரு இது எழுதியிருக்காரு நாடகம் எழுதியிருக்காரு அவர் அண்ட் இஸ் ஆல்சோ பெரிய மீமாசகர் சரியா அதே மாதிரி தண்டி த யூசேஜ் ஆஃப் பதலா தண்டினா பதலாலித்யம்னு சொல்லுவா there is a famous statement உபமா காளிதாசிய பாரவேகே அர்த்த கௌரவம் தண்டினஹ பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு மாகன் ஒரு பொயட்டு கிட்ட ஹேட் த்ரீ குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா the usage of simile of Kalidasa Kalidasa வந்து கிரேட் அண்ட் யூசிங் உபமா உபமா சிமிலி பேஸ் பேஸ் பண்ணி பொயட்ரி எழுதுறதுல காளிதாசன் அன் எக்ஸ்பர்ட் பாரவேகே அர்த்த கௌரவம் பாரவிங்கிற ஒரு பொயட்டுக்கு வந்து அந்த அந்த வெயிட்டேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் தண்டினக பதலாலித்யம் தண்டிங்கிற பொயட்டன் வந்து அந்த அந்த பதத்தினுடைய அந்த அந்த என்ன சொல்ற சிலபலோடைய யூசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மூணுமே யார்கிட்ட இருந்துதான் மாகன் கிட்ட சோ அந்த மாதிரி கவிர் தண்டி கவிர் தண்டி கவி தண்டி தான் கவி பவபூதிஸ்து பண்டிதகன்னு சொல்லிட்டா சரஸ்வதி அதுக்கப்புறம் ദണ്ഡിന കവിം സംഭാവ്യ ഭവഭൂതിം പണ്ഡിതം പ്രകടീകൃത്യ കാളിദാസ വിഷയെ മൗനവ്രതം ஸ்வீகிருத்தவதி சரஸ்வதி தண்டினம் கவிம் சம்பாவிய தண்டியை தண்டின் சப்தம் தண்டினம்ங்கிறது துத்தியா விபக்தி ஏகவச்சனம் அவரை கவிம்னு சம்பாவிய அவரை கவியா சம்பாவிச்சுண்டு பவபூதிய பண்டிதம் பிரகடீகிருத்திய பவபூதிய பண்டிதராக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு சரியா காளிதாச விஷய மௌனவிரதம் ஸ்வீகிருத்தவதி சரஸ்வதி காளிதாசரனுடைய விஷயத்துல she was she remained silent Saraswati மௌனவிரதம் ஸ்வீகிருத்தவதி புரியுறதா ஸ்வீகிருத்தவதிங்கிறது என்னது அது இது தவத்து புல்லிங்கத்துல சொன்னா சரஸ்வதி காளிதாச விஷய மௌனவிரதம் ஸ்வீகிருத்தவதி சரஸ்வதியானவள் காளிதாசரனுடைய விஷயத்துல she became silent. Okay. Hmm. Abroad. അവമാന ഭാരേണ കോപോദ്രേകേണ ച വിചലിത കാളിദാസ ദേവീം കോ അഹ രണ്ടേ ഇതി ദൂഷയാമാസ அவமான பாரேன ஏன்னா மூணு பேர் நிக்கிறா ஒருத்தர கவின்னுட்டா ஒருத்தர பண்டிதர்னுட்டா காளிதாசனை பார்த்து ஒண்ணுமே சொல்லல சோ அவமான பாரேன அப்படின்னா அந்த அவமானத்தினுடைய ஒரு பாரத்தினால ஹெவினஸ் ஆஃப் த இன்சல்ட் அதனால என்ன பண்றா அப்படின்னா கோப உத்ரகே உத்ரேகேன கோபத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் அதனால விசலிதா காளிதாசக விசலிதா அப்படின்னா என்ன பேசுறோம்னு தெரியாம இருக்கிற காளிதாசர் தேவியும் தேவிய பார்த்து கோகம் ரெண்டே ஏ ரெண்டேன்னா பொல்லாதவளே யாரு நீ இது தூஷயாமாச நான் யாரு என்ன பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு விட்டார் சரஸ்வதிய பாத்துட்டோம் துருக்தேன தேவி ந ருஷ்டா प्रत्युत हृष्टा हसन्मुखीं प्राह உம் ஆஹ் தஸ்ய துருக்தேன தஸ்ய காளிதாசஸ்ய அந்த காளிதாசரனுடைய துருக்தேன அந்த பேட் கெட்ட வார்த்தை அதாவது தவறா உபயோகிக்கப்பட்ட வார்த்தைகளினால் தேவி ந ருஷ்டா ருஷ்டானா she was not angry புரியுறதா பிரத்யுத பட் இன் ரிவர்ஸ் எப்படி இருந்தா ஹிருஷ்டா she was very happy இதெல்லாம் இத்த பிரத்யம் ருஷ்டா ஹிருஷ்டா எல்லாம் ஹசன்முகி சிரித்து கொண்ட முகத்தோடு இருக்கின்ற அவள் இட்ஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் பிராக ஷி செட் என்ன அப்படின்னு தொமேவாகம் தொமேவாகம் தொமேவாகம் சம்சயக இது போருமா நீயே நானு நீயே நானு நீயே நான் இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேக்குறேன் தண்டி வந்து கவி பவபூதி வந்து பண்டிதன் அப்படின்னா நான் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீக்கு போனோம் அதனால கோபம் வந்துருத்து கோகம் ரெண்டே அப்படின்னு கேக்குறாரு உடனே தட்ஸ் தேவி நான் ருஷ்டா அவளுக்கு கோபம் வரல Pratyuta Hrishta, remember she was very happy. With a smiling face, she said, you are none other than me. You are the incarnation of me. Atmanaha Kalidasasya cha Tattvamasi Madhuri. Tattvamasi. ఆత్మన కాళిదాసస్య చ అభేదం త్రివారం సందేహ నివృత్తిపూర్వక உத்காடிதவதி தேவி ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா உத்காடிதவதி அப்படின்னா announce Atmanaha Kalidasasya cha atmanaha na self tannudaya மற்றும் காளிதாசரனுடைய அபேதம் பேதம்னா டிஃபரன்ஸ் அபேதம்னா there is no difference between herself and Kalidasa அப்படிங்கிறத திருவாரம் த்ரீ டைம்ஸ் சந்தேக நிவர்த்தி பூர்வகம் சந்தேக நிவர்த்தி பூர்வகம்னா by clearing the doubt completely clearing the doubt உத்காட்டித்தவதி தேவி அனௌன்ஸ்ட் சரஸ்வத்யா by by saying it three times by repeating it three times she completely removed the uh, doubts that kalidasa is none other than her own incarnation புரியுதா सरस्वत्याः पुंभावोपेतः अपरावतारः कालिदास इति स्पष्टम् சரஸ்வத்தியாக சரஸ்வதியினுடைய சஷ்டி ஏகவச்சனம் பும்பாவ உபேதா பும்னா மேல் அஹ், புருஷ புருஷபாவ உபேதா புருஷ ரூபத்துல வந்த ஒரு அபர அவதாரம் எதுன்னா அதான் காளிதாஸ் இது ஸ்பஷ்டம் புரியுறதா அஹ், அபர அவதாரகன அனதர் இன்கார்னேஷன் அர்த்தம் சோ காளிதாசா is in the is a male form of சரஸ்வதி புரியுறதா ம். राजा भोजः महाकवि कालिदासेन साकम् अन्तःपुरे अपि इष्टां गोष्ठीं कुर्वन्नास्ता அஹ் ராஜா போதன் என்ன பண்ணுவார் மகாகவி காளிதாசேன சாக்கம் சாக்கம்னா என்னன்னா சகன்னு அர்த்தம் இந்த சாக்கம் சக சார்த்தம் இது எல்லாமே same it will always come with the third case ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ராமேண சகான்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல சாக்கம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாக்கம்னா அலாங் வித்துங்கிற அர்த்தம் ராஜா போஜரானவர் மகாகவி காளிதாசேன சாக்கம் மகாகவி காளிதாசரோடு கூட அந்த அந்தப்புரை அப்பி தன்னுடைய அந்த புறத்திலும் இஷ்டான் கோஷ்டியும் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு கோஷ்டியை கோஷ்டின கூட்டம் கிரௌட கூட்டிண்டு குருவன் ஆஸ்த so he had a scholarly meet often along with மகாகவி காளிதாஸ் சரியா அப்புறம் கதாச்சித் ராஜா போஜன சமய முத்க ముద్గసూపేన அன்னம் భుంజానాసన్ கவிம் ప్రపచ్చ பப்ரச்ச உம் கதாச்சித்து ஒன்ஸ் என்ன ராஜாவானவர் போஜன சமயம் டியூரிங் லஞ்ச் டைம்ல சாப்பிடுற டைம்ல முத்க சூப்பேன அன்னம் புஞ்சானக முத்க சூப்பம்ங்கிறது முத்க சூப்பம்ங்கிறது உங்களுக்கு இது பயத்தம் இருப்பு அதோடு கூட சாப்பாடு சாப்பிட்டு இருக்கார் புஞ்சானக சன்னு புஞ்சானக சன்னு சாப்பிட்டு கொண்டு இருந்த தருணத்தில் கவிம் பப்ரச்ச கவிய பார்த்து கேட்டார் என்ன ముద్గదాలి ముద్గదాలి గద్యాళి విదుషా அத்புத் கதம் கவேஹே இது ஆஹ் கவே ஹே கவே முத்கதா அதாவது இந்த போஜருக்கும் இவருக்கும் என்னென்ன காளிதாசருக்கும் இப்ப பார்த்தாலும் இதே ஏதாவது ஒரு சமஸ்தையா வந்துட்டே இருக்கும் காக்கா காக்கானால வச்சு எழுது அப்படின்னோடதான் அந்த ஒரு லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த என்னது காத்தே காந்தா கஸ்தே புத்திரா அது இல்ல ஓகே கார்பும்பாலே காஞ்சனமாலா கஸ்யா புத்ரி கனகலதாயா ஹஸ்தே கிந்தே தாலி தாலிபத்திரம் காவாரேகா காகா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய சமஸ்யா பூர்வம் இவா ரெண்டு பேருக்கும் நடந்துட்டே இருக்கும் சமஸ்யா பூர்ணம் சரி இவர் வந்து ராஜா வந்து பார்த்து கேட்கிறார் முத்கதாலி கதவியாலி விதுஷா பூத்து கதம் கவே ஹே கவே ஹே கவே காளிதாசரே முத்கதாலி முத்கதாலிங்கிறது உங்களுக்கு பயத்தமறுப்பு அது வந்து எப்படி கதவியாலி அப்படின்னா தோல் இல்லாம விதுஷா விதுஷா அப்படிங்கிறது துஷானா உங்களுக்கு வந்து உமின்னு அர்த்தம் அது என்ன சொல்லுவா ஷாஃபா அது வேற என்ன சொல்லுவா அது இல்லாம விதுஷாங்கிறது வித்தவுட் தட் ஷாஃப் வந்து எப்படி அது ஆச்சு அப்படின்னு இவர் கேக்குறார் சாப்பிட்டு இருக்கும்போது பைத்த மறுப்பு தோல் இல்லாம எப்படி இருந்து இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேக்குறார் புரியுறதா முத்கராலிங்கிறது பைத்தம் பருப்பு கதவியாலி அப்படிங்கிறது போக்கடிக்கப்பட்ட தோலோட இருக்கு விதுஷா துஷானா உங்களுக்கு அந்த ஷாஃப் அந்த உமி அந்த விதுஷா அப்படிங்கிறது உமி இல்லாம கதம் அபூத்து எப்படி ஆச்சு ரே கவே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு படிங்க சமஸ்யா பூரணே சரசதா சாரபௌமோக காளிதாசக எவம் உம் அந்தோ வல்லப படிங்க அந்தோ வல்லம் சம்யோகே ஜாதா விகதகஞ்சுகா பூரணே சமஸ்யாங்கிறது ஒரு ப்ராப்ளம் அந்த சமஸ்யா ப்ராப்ளம் சால்விங் அர்த்தம் அதுல சரச சரசதா அப்படின்னா ஒரு ரசத்தோட அதுல ஒரு டேஸ்டோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சும்மா மொட்டையா பதில் சொல்லாம அதுலயும் ஒரு ரசத்தோட ஒரு எமோஷனோட சொல்றது அதுல சார்வபௌமக அதுல ராஜாவாக திகழ்கின்ற காளிதாசக சரசதா சார்வபௌமக காளிதாசக அது தன்னுடைய வாக்கியங்கள்லயே ஒரு ருச்சிகரமாக பேசுற அந்த காளிதாசரானவர் அதுல ராஜாவாக இருக்கின்ற காளிதாசக ஏவம் கூரையா மாச இந்த மாதிரி அந்த சமஸ்யாக்கு ஒரு பூர்த்திய சொன்னார் என்ன அப்படின்னா அந்தோ வல்லப சம்யோகே ஜாதா விகத கஞ்சுகா அந்தோ வல்லபா அப்படின்னா அந்தஹா அப்படின்னா இன் ஜென்ரல் கண் தெரியாதவன் அர்த்தம் இந்த இடத்துல அந்தோ வல்லப அப்படிங்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் குக்குனுடைய சம்யோகே அந்த செயற்கையினால் விகத கஞ்சுகா ஜாதா விக விகத கஞ்சுக்கான வித்தவுட் த ஸ்கின் அந்த அந்த அந்த தோல் வந்து போக்கடிக்கப்பட்ட அந்த பருப்பானது போக்கடிக்கப்பட்ட தோலோட ஆயிடுது பிகாஸ் ஒரு நல்ல சமையல்காரன் வந்து அது சமைச்சதுனால தோலெல்லாம் அழகா நீக்கிட்டு அழகா சமைச்சிருக்கான் அப்படின்னு அவரு சொன்னார் புரியுறதா இதுல வந்து என்ன அப்படின்னா அத்திரத்தியம் சிருங்கார பாவம் அவகத்திய சந்நிகிதா ராக்னி சலீலம் அத்திரத்தியம் இதுல இருக்கிற ஸ்ருங்கார பாவம் இதுக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்கு இந்த அந்தவல்லவ சம்யோகங்கிறதுக்கு அதுல இருக்கிற ஒரு ஸ்ருங்கார பாவத்தை அவகத்திய அவ அவகம்யன்னு வரணும் இல்லையா அவகம்ய ஆஹ் சந்நிகிதா ராஜ்னி சந்நிகிதானா பக்கத்துல இருக்கிற அந்த ராணியானவள் சலீலம் ஜஹாச ரொம்ப வேடிக்கையா ஜஹாசன சிரிச்சுட்டான் ஏன் அப்படின்னா அந்தோ வல்லப அப்படின்னா வல்லபன ஹஸ்பண்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு ஏன்னா வந்து இந்த முத்கதாலி கதவியாலி எல்லாமே ஸ்ரீலிங்கத்துல இருக்கு இது எப்படி இந்த ஷாஃப் இல்லாம இருக்கு இது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அந்தோவல்லப சம்யோகே அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஹஸ்பண்டுடைய ஒரு சேர்க்கையினால விகத கஞ்சுகா ட்ரெஸ் இல்லாம அவ ஆயிட்டா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் வருது இந்த சென்டென்ஸுக்கு இத கேட்டுட்டு அந்த ராஜா ராஜ ராணிவானவள் சிரிச்சுட்டான் புரியுதா உங்களுக்கு ராஜா காளிதாசம் அந்த புரோ துரோகிணா சக்கிய தேசா நிஷ்காசயாமாசா இதை பார்த்துட்டு ராஜாவானவர் காளிதாசனை வந்து ஒரு அந்தப்புற துரோகி அந்தப்புறத்துல இருக்கிற ஒரு துரோகியா ஆசங்கிய டவுட் பண்ணிட்டு தேசாத்து நிஷ்காசையா மாச தேசத்திலேருந்து வெளில துறைச்சுட்டார் தேசாத்து அந்த தகாரம் வந்து பின்னாடி வர நகாரத்தினால சந்தியில மாறி இருக்கு மாறி இருக்கு நிஷ்காசையா மாச அதுக்கப்புறம் ராஜா மமதா கவிதேஸ்வர காளிதாசக தேசாந்தரம் கதகா ஆஹ் ராஜா அவமதா அப்படின்னா ராஜ்ஞா அவமதக கவிசேகரா ராஜாவினால் அவமானப்படுத்தப்பட்ட அந்த கவி சிரேஷ்டரான காளிதாசர் பெஸ்ட் அமாங் த poets அந்த காளிதாசரானவர் தேசாந்தரம் கதக வேற தேசத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் कतिपये दिवसैः प्रशान्तमनाः राजा कालिदासवियोगम् असहमानः स्वकृत्यम् अविवेकपूरितं मत्वा तं द्रष्टुकामः अन्वेष्टुं स्वदेशं சுதேசா நிர்க கொஞ்ச நாள்லேயே பிரசாந்த மனாகா கொஞ்சம் வந்து சாந்தி அடைந்த மனதோடு இருக்கின்ற ராஜா காளிதாச வியோகம் அசகமான காளிதாசனுடைய செப்பரேஷன் வியோகம்னா அதை அசகமான தாங்க முடியாதவரான ஷானச்சல் இருக்கு இது சரியா அனேபிள் டு பேர் த செப்பரேஷன் காளிதாசா ஸ்வகிருத்தியம் அவிவேக பூரிதம் தான் என்ன செஞ்சோமோ அதுல ஒரு விவேகமே இல்ல தப்பா பண்ணிட்டோம் அப்படிங்கறத மத்வா நினைச்சுனுட்டு தம் திரஷ்டுகாமக அவரை அந்த காளிதாசம் காளிதாசனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு அன்வேஷ்டும் ஸ்வதேசாத்து நிர்ஜகாம அன்வேஷ்டம்னா to search in search of him ஸ்வதேசாத்து தன் நாட்டிலிருந்து நிர்ஜகாம ஹி ஸ்டார்டட் சரியா தேசாதேச படன் ராஜா போஜகா கதஞ்சித் கஸ்மிச்சித் தேசோ தேவி மந்திரே காளிதாசம் ததர்ஷ தேசாது தேசம் ஒவ்வொரு தேசமா சுத்தின் இருந்த காளி இவர் ராஜா போஜர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆஹ் தேசாத்து தேசம் அட்டன்னு ஒவ்வொரு நாடாக அட்டன்னு அப்படின்னு அட்டத்தியினுடைய சத்ரு ராஜா போஜக கதம் சித்து கஸ்மின் சித் தேசே எப்படியோ ஏதோ ஒரு தேச தேசத்தில் தேவி மந்திரே தேவியினுடைய மந்திரத்தில் காளிதாசம் ததர்ஷ காளிதாசரை பார்த்தார் அப்புறம் வேஷாந்தரிதம் ராஜானு காளிதாசக வேஷாந்தரிதம் காளிதாசக ஆஹ் வேஷாந்தரிதம் அவர் வந்து இன் டிஸ்கைஸ் ராஜா வந்து ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுன்னு வந்ததுனால Kalidasa was unable to identify na agnya agnyasit she he was not able to identify him saha hmm. saha tam videshiyam patikam atva dhara nagara vrittantam aprachat so he thought saha and the kalidasan anavar tam tam bojarajanai videshiyam patikam patikam na traveler he thought that he is a traveler from some other country matva dhara nagara ధారానగర వృత్తాంతం అపృచ్చత్ so he enquired about the about the city Dhara yeah. தாரா நகர விற்த்தாந்தம் அப்ரிச்சது நாலு வார்த்தை இருக்குது சரியா ம். அப்புறம் വേഷാന്തരിതോ രാജാ ആത്മാനം അപ്രകാശയൻ തദീയം മനോഭാവം ജ്ഞാതും രാജാ ഭോജോ മൃത ഇതി ദുർവാർത്ത ശ്രാവയാമാസ ஆஹ் வேஷாந்தரித்தோ ராஜா ஆத்மானம் அப்பிரகாசயன்னு வேஷத்துக்குள்ள ஒரு வேஷம் போட்டு இருக்கிற வேஷத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கிற அந்த ராஜா ராஜாவானர் ஆத்மானம் அப்பிரகாசயன்னு instead of showing his true self ததியம் மனோபாவம் ஞாத்தும் he wanted to know the mentality மனோபாவம்னா mindset of Kalidasa Raja Bhoja மிருதக ராஜா போதன் செத்து போயிட்டான் அதாவது ராஜா போதன் செத்து போயிட்டான்னு உடனே காளிதாசன் சந்தோஷப்படுறானா என்ன பண்றானான்னு செக் பண்றதுக்கோசரம் இசட் ராஜா போஜா மிருதா இது துர்வார்த்தாம் அப்படின்னா பேட் நியூஸ் ஸ்ராவயாமாசா he made Raja Bhoja made Kalidasa listen to the bad news that the king is no more புரியுதா அப்புறம் शोकावेगेन सन्दप्तचित्तः कालिदासः सपदि आत्मनो मानसिकव्यथामेवं श्लोकरूपेण प्रकटीकृतवान् சோகாவேகேன சந் சந்தப்த சித்தக சோக சோகத்தினுடைய ஒரு வேகத்தினாலேயும் ஆவேகத்தினாலேயும் சந்தப்த சித்தக ரொம்ப கலங்கிய மனசோடு காளிதாசரானவர் சபதி இமீடியட்லி ஆத்மனக மானசிக்க வியதாம் ஏவம் ஸ்லோக ரூபேன பிரகடி பிரகடீகிருத்தவான் பிரகடீகிருத்தவான்னா எக்ஸ்பிரஸ்டுன்னு அர்த்தம் ஆத்மனக மானசிக்க வியதாம் தன்னுடைய மனசனுடைய வியதான கஷ்டம் வியதா அந்த கஷ்டத்தை ஏவம் இவ்வாறாக சோ மானசிக வியதாம் பிளஸ் ஏவம் சரியா ஸ்லோக ரூபேன இந்த ஃபார்ம் ஆஃப் அ வேர்ஸ் பிரகடீகிருத்தவான் so Kalidasa due to his extreme grief he wanted to express his grief through the through the verse so உடனே ஒரு poetry எழுதுறார் என்ன அப்படின்னா அக்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதாக கண்டிதா சர்வே போஜராஜே திவங்கதே இது அத்தியதாரா இன்னைக்கு வந்து தாரா நகரமானது நிராதாரா ஆதாரமே இல்லாம இருக்கு நிராலம்பா Saraswati there is no one to protect lord Saraswati அப்படின்னா படிப்பை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த வித்தையை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல மேலும் என்ன பண்டிதாகா கண்டிதாகா சர்வே சர்வே பண்டிதாகா கண்டிதாகா அப்படின்னா they're they're not given any they're given disrespect போஜராஜே திவம் கதே no nobody is there to patronise them தேவர் போஜராஜே திவம் கதே சதி திவம்னா ஸ்வர்க்கம் போஜராஜரானவர் திவம் கதே சதி சப்தமியில இருக்கு ரெண்டுமே போஜராஜே திவம் கதே போஜராஜரானவர் சொர்க்கத்தை அடைந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அத்திய டுடே தாரா தாரா நகரமானது நிராதாரா வித்தவுட் எனி சப்போர்ட் ஆதாரம்னா சப்போர்ட்னு இருக்கும் நிராதாரம்னா சப்போர்ட்லெஸ்ஸா இருக்கு நிரா நிராலம்பா Saraswati nobody is there to patron the knowledge panditaha kanditaha sarve gocharajayanti அப்படியா வெண்ணாச்சு தஸ்மின்னேவ க்ஷணே வேஷாக்ஷணே வேஷாந்தரிகः பதிகः விகத சப்ஞோ பூமோ பபாத உம் தஸ்மின்னேவ க்ஷணேனா மகாகவியினுடைய வச்சனங்கள் எப்படின்னா உடனே பலிச்சிரும் அவன் இந்த மாதிரி ஏன்னா தன் முன்னாடி இருக்கிறது போஜன் அவனுக்கு தெரியாது போஜராஜன் செத்து போயிட்டான்னு அவனுக்கு ஒரு சரவண ஸ்லோகம் எழுதியாச்சு தஸ்மின்னேவ க்ஷணே அந்த க்ஷணத்திலே என்ன அப்படின்னா வேஷாந்தரிதா பதிகா வேஷத்துக்கு வேஷம் போட்டுண்டு வந்த அந்த வேஷத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் அந்தரிதம் அப்படின்னு மறைந்து கொண்டிருக்கின்றன்னு அர்த்தம் பதிகஹானா ஸ்ட்ரேஞ்சர் அந்த சாரி டிராவலர் என்ன அப்படின்னா விகத சம்யா இ லாஸ்ட் இஸ் இது கான்சியஸ்னஸ் பூமோ பபாத்த மூஞ்சுதான் பூமியில் பபாத்த பதத்தியினுடைய லிட்டு சரியா அப்புறம் காளிதாசக சமனந்தரமேவ பதிதம் போஜராஜம் ஞாத்வாம் தம் சஜீவம் கர்த்தும் ஸ்லோகம் இமம் பபாட்டா காளிதாசர் வந்து சமனந்தரமேவ உடனேயே இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே பதித்தம் விழுந்த போஜராஜம் போஜராஜம் ஞாத்வா ஏன்னா நான் படிச்ச உடனே விழுந்துட்டான்னா இவன் ராஜாவா தான் இருப்பான் இது தம் சஜீவம் கர்த்தும் அவரை திருப்பியும் வந்து உயிரோட பாக்குறதுக்கு பண்றதுக்கு இமம் ஸ்லோகம் பாட்ட இந்த ஸ்லோகத்தை படித்தார் பட்டத்தியினுடைய லிட்டு பபாட்ட சத்யதாரா சதாதாரா லம்பா சரஸ்வதி பண்டிதாக மண்டிதா பண்டிதாக சர்வே போஜராஜே பூதேதி ஆஹ் அத்தியதாரா சதாதாரா இன்னைக்கு வந்து தாரா நகரமானது சதாதாரா நல்ல ஒரு அவன் தாங்கக்கூடிய ஒரு ராஜா இருக்கு சதாலம்பா சரஸ்வதி அந்த சரஸ்வதியை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் பண்டிதாகா மண்டிதாகா சர்வே அண்ட் பண்டிதர்கள் எல்லாரும் இஸ் மண்டிதாகா எப்போ அப்படின்னா போஜராஜே புவங்கதே போஜராஜாவானவர் புவத்துக்கு பூமிக்கு வந்தப்புறம் போஜராஜா பூமிக்கு வந்த தருணத்தில் இந்த தாரா நகரமானது ஆதாரத்தோட இருக்கு சரஸ்வதியானவள் தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ராஜா வந்துட்டான் பண்டிதர்களுக்கு எல்லாரையும் எல்லா பண்டிதர்களையும் போற்றத்துக்கு போற்றுவதற்கு ஒரு ராஜா வந்தாச்சு கபேர்வாச்சா அமோகதாம் நிரூபயன் இவ பூமௌ பதிதக ராஜா போஜக சுப்தோஸ்தித இவ உத்திஷ்டதா உத்திஷ்டத் உததிஷ்டத் கவேர் வாசக அமோகதாம் நிரூபயன்னு இவ சோ அந்த கவியினுடைய ஒரு வாக்குல மோகித்த அந்த இவரு அதை அதை காண்பித்துக் கொண்டு நிரூபயன்னு இவ பூமோ பதித்தக ராஜா பூமியில் விழுந்த ராஜாவான போஜக சுப்த உத்திதக இவ சுப்தகன்னா தூங்கிட்டான்னு அர்த்தம் தூங்கி எழுந்தவர் போல one was got up from his bed from sleep சுப்த உத்திதக இவ தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டவன் போல உததிஷ்டத்து ஈஸ் எழுந்தார் சரியா ஆஹ் பச்சாத்தாப தப்தக ராஜா മഹാകവിം ക്ഷമാപ്രാർത്ഥനാപൂർവകം സ്വനഗരം நின்னாயா பஷாத்து தாபத்தப்தா ராஜா திரு அப்புறம் தாபத்தினால வருத்தத்தினால் தப்தக ரொம்ப ரொம்ப தவித்து போன ராஜா மகாகவி மகாகவியை க்ஷமா பிரார்த்தனா பூர்வகம் க்ஷமானா மன்னிப்பு மன்னிப்பு பிரார்த்தனை மன்னிப்போட பிரார்த்தனை ரெக்வெஸ்ட் பண்ணி along with request and he requested him to come back to the city. Swanagaram Ninaya. He took him back to his city. Ninayangirது நயத்தியினுடைய நினாய நின்யத்துகு நின்யுகு இது வந்து லிட்டில் அகாரம் ஆஃப் நீ நை நயத்தியினுடைய ததப்பரம் தயோனம் புன்னோபாவா சமஜனி சமஜனி அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பேதபாவமும் பின்ன பாவம்ங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் there was no they, there never came any uh, difference of opinion between them. ഗോചരാക്ക മുഖദർശന മാത്രേണ അകവീനാം അപി സുകവിത ലഭ്യമാന ആസീത് ഓക്കെ ഭോജരാജ മുഖദർശന മാത്രേണ ഭോഗ ഭോജരാജവരുടെ മുഖത്തെ പാത്ര മാത്ര പാർത്ത മാത്രത്തിലേயே அகவீனாம் அப்படி சுமாரா இருக்கிற கவிகளுக்கு கூட சுகவிதா லபியமானா ஆசீது நல்ல ஒரு கவிதை வந்து எழுதுற அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸுங்கிறது வந்தது ராஜா போஜகா ராஜா போஜக சம்ஸ்கிருதஸ்ய மகதி சேவாம் அகர்ஷித் அகார்ஷித் ராஜா போஜரானவர் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பெரிய மகதியின் சேவாம் சேவாம் கட்ஜெக்ட் அது ஒரு பெரிய சேவையை அகார்ஷித் அகார்ஷித்துங்கிறது கிரு தாத்துவினுடைய லுங்குலகாரம் சரியா கரோத்தி இருக்கு இல்லையா அதனுடைய லுங்கு. अकरोत् அகரோத் வந்து லங்கு இது லுங்கு உம் அகார்ஷீத் உம் अत एव भाषान्तरेषु साहित्यसेवकानाम् आन्ध्रभोजः इत्यादि विश्रुतानि नामानि समभवन् அதனாலதான் பாதா பாஷாந்தரேஷு ம- மத்த பாஷைகள்ல வந்து தோ சாகித்ய சேவகானாம்னா one who one who contributed to the literature even in other languages they have been honoured with the title ஆந்திரபோஜக புரியுதா ஆந்திர போஜன் இத்தியாதி விஸ்ருதானி நாமானி சபவன் இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான பெயர்கள் உண்டான உண்டான சரியா போஜராஜகிருதம் போஜராகிருதம் ராமாயணம் ரசாயனம் பிரததே ஆஹ் போஜராஜரால் செய்யப்பட்ட சம்பு ராமாயணமானது வாங்மய ரசாயனம் பிரததே அப்படின்னா அப்படியே ஒரு it's it's it's filled with அப்படியே பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அந்த மாதிரி அவருடைய சம்பு ராமாயணம்ங்கிறது இருந்தது ரதத்தே அப்படிங்கிறது it gained it gains a popularity அந்த மாதிரி சரியா இதுதான் போஜ ராஜா என்னுடைய